வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவெஞ்சர்ஸோட ஒரு யாராச்சும் ஒரு ஆள் வரீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அயன்மேன் வரைஞ்சிருக்கேன் அயன்மேனுக்கு ஒரு அயன்மேனோட ஒரு மியூசிக் வேறு நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த மியூசிக் கேட்டு பார்த்தோம்னா ரேட் விழுகுது அந்த பிரச்சனை இருக்கனால வேறு மியூசிக் வச்சுருக்கேன் நீங்கள் நினைச்சிக்காதே மறந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வியூஸ் வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம் little red dress. Call 911, I'm a killer. 911, I'm a killer You know I hate to come yeah. ¡Gracias!